அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம் எதிரி யார் என்று தெரிந்து கொள்வது நம்ம எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அதுக்கான விஷயம் இப்ப பார்க்க போறோம் பொறுமையா ஃபுல்லா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க இதுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ ஒரு சில பேரை பார்க்கும்போது நிறைய கோவப்படுவோம் ஆனா அவங்க கூட பழகி இருக்க மாட்டோம் அந்த எரிச்சல் அந்த உணர்வு வந்து தானா வரும் அவங்கள பார்த்தவே பிடிக்காது ஆனா இன்னொரு சைடு ஒரு சில பேர் பழகி இருக்க மாட்டோம் பார்த்த உடனே பிடிச்சிடும் அவங்க கிட்ட பழகணும் அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கணும் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கும் இது நிறைய பேர் நீங்க உணர்ந்திருப்பீங்க அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுங்களா அதுதான் ஆத்மா ஆத்மா வந்து உணரக்கூடிய விஷயம்தான் அந்த நபர் ஒன் சைடு வந்து என்னது நட்பு இன்னொரு பக்கம் பகை ஆனா அவங்க கூட பழகி இருக்க மாட்டோம் ஆனா இப்படி ஒரு மாறுதல் இருக்கும் அந்த பகை உணர்வு ஏற்படுது இல்லைங்களா அந்த நபர் கூட நம்ம முன் ஜென்மத்திலேயே பிரச்சனை பண்ணிருப்போம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வாக்குவாதங்கள் வந்திருக்கும் அதனாலதான் அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வருது இவங்ககிட்ட பேசக்கூடாது பிடிக்கல இவங்கள அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்குறதுக்கு காரணம் என்னன்னா அந்த முன்ஜென்மத்திலேயே நம்ம நடந்த விஷயம்தான் இப்ப நம்ம லைவ்ல வந்து அந்த ஆத்மா வந்து பாக்குது அப்ப அது வந்து ஏத்துக்க மாட்டேங்குது பிடிக்கல மனசார நம்ம ஒரு சில பேர்த்து பிடிக்கலன்னு சொல்லுவோம் என்னதான் பழகினாலும் நம்ம வேணான்னு ஒதுக்கிடுவோம் அது இதுதான் காரணம் இன்னொரு சைடு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் இதுதான் காரணம் முன்னாடி வந்து நிறைய நம்ம நட்பு வச்சிருப்போம் ரொம்ப நெருக்கமா பழகி இருந்திருப்போம் அதனால அவங்கள வந்து என்ன காரணம்னு தெரியாது உங்களுக்கு பிடிச்சிடும் நம்ம நட்பு வச்சுப்போம் இதுதான் காரணம் இது முன்ஜென்மம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா இருக்கு அதுதான் வந்து சோல் ஆத்மா ஆத்மா வந்து உணரக்கூடிய விஷயம் தான் சின்ன சின்ன விஷயம் இது வந்து அன்றாட நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் அது நிறைய விஷயம் நீங்க உணர்ந்திருப்பீங்க அதுக்கான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம எதிரியை எடுத்துக்கிறோம் நம்ம நம்மளுக்குன்னு எதிரி யாருமே இல்லைங்க நம்ம தான் அது மாதிரி நினைச்சுக்கோங்க சப்போஸ் எதிரி நீங்க இருக்காங்க எனக்கு இவங்களை பிடிக்கலைங்க அவங்க எதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அந்த எதிரிய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தண்டனை ரொம்ப மோசமா நடந்துட்டாங்க மேடம் ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிரிய பகையாளிங்க செய்வாங்க அப்ப அவங்கள என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அவங்கள தான் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் வாழ்த்தணும் மன்னிக்க தெரியணும் மன்னிப்பு தவிர பெரிய ஒரு தண்டனை வேற எதுவுமே இல்லைங்க அது எப்படி மன்னிக்கணும் எதனால மன்னிக்கணும் அவங்களையே நம்ம மன்னிக்கணும் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் மன்னிப்பு ஒரு விஷயம்தான் அதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு ஒரே ஒரு ஹெட்டிங் தான் மன்னிப்பு அவரை ஏன் நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட விஷயத்துல இனிமேல் உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம மன்னிக்கிறோம் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்திட்டு அவங்க ஃபேமிலியே பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு அந்த தியானத்துல உட்காந்துட்டு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் ஓம் சாண்டிங் தியானம் சொல்லியிருப்பேன் அந்த தியானத்துல உட்காந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க உங்களோட இடத்துக்கு அவங்க வரவும் மாட்டாங்க நீங்க மன்னிக்க மன்னிக்க அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க எதனால் நீங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையான மனசார நீங்க மன்னிக்கணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு என்ன கிடைக்கலையோ அது கண்டிப்பா சீக்கிரமாக கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங்ஸ் நீங்க கொடுக்கணும் அதை கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்களோட எண்ணங்கள் மாறும் உங்க பக்கம் வந்து திரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அதை வந்து பார்க்க போயிடுவாங்க இது ஒரு விஷயம் இல்ல மேடம் எல்லாமே நாங்க செஞ்சுட்டோம் ஆனா திரும்பி எங்க கிட்டதான் தான் வராங்க ஃபைட் பண்றாங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஷீல்டு ஒன்று இப்போ சொல்ல போறேன் கவசம் அந்த ஷீல்டு நீங்க போட்டுட்டு நீங்க ஷீல்டு போட்டுட்டு பிளஸிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை தப்பாவே நினைச்சாலும் தப்பாவே நம்ம கிட்ட பேசினாலும் நிறைய விஷயம் தப்பாவே பேசினாலுமே உங்களை பாதிக்காது அதை அவங்கள போய் அடிக்கிறது பல மடங்கு வேகமா போய் அவங்கள தாக்கும் ஏன்னா நீங்க மனசார மன்னிக்கிறீங்க இல்லைங்களா அதனாலதான் சொல்றேன் மனசார நீங்க மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றோம் நீங்க கொடுத்துட்டு விட்டுருங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்கி கிடைக்குதா கிடைக்கலன்னா நீங்க பாக்காதீங்க தானா உங்களுக்கு நியூஸ் வரும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க இல்ல அவங்க ஃபேமிலினால இவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உங்க காதுக்கு நியூஸ் வரும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அதை பத்தி எதுவுமே நீங்க திங்க் பண்ணிக்காதீங்க நீங்க உங்க வேலை என்ன எனர்ஜி வாங்கிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஓம் சாண்டிங் போட்டு தியானத்துல உட்காடுறீங்க அடுத்து மன்னிக்கிறீங்க அவங்கள அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுறீங்க அடுத்தது உங்களை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கோசரம் கவசம் ஷீல்டு போட்டுக்கிறீங்க அந்த ஷீல்டு தான் இப்போ நான் சொல்ல போறேன் ஒரு ஒயிட் கலர் பால் இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பால்குள்ள நீங்க சின்ன உருவமா சின்ன உருவமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அந்த பால்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இது எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கிறத உணர்ந்துக்கோங்க உணர்ந்துட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை எந்த சுவாமியா இருந்தாலும் சரி அந்த சுவாமிய கூப்பிடுங்க வேண்டிக்கோங்க இந்த கவசமானது நிரந்தரமா என் உடல்ல இருக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போய் இது நீங்க செஞ்சாலும் சரி இல்ல வீட்டுல தீபம் ஏத்திட்டு ஊதுபத்தி பத்த வச்சுட்டு நீங்க அந்த ஷீல்டு அந்த கவசம் போட்டுக்கிட்டாலும் சரி இதை நீங்க போட்டுட்டு நீங்க பிளெஸிங்ஸ் கொடுக்கும்போது உங்க ஆறாக்குள்ள உங்க ஒளி உடலுக்குள்ள யாருமே வர முடியாதுங்க அது ஒரு ப்ரொடக்ஷன் இந்த ஷீல்டு வந்து அது ஒரு ப்ரொடக்ஷனுக்கான ஷீல்டு இது ஷீல்டை பத்தி பேசலாம் நிறைய விஷயம் பேசலாம் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் அந்த ஷீல்ட்ல அந்த உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அந்த ஷீல்டுக்குள்ள நீங்க இருந்துட்டு அதை தியானமும் பண்ணிட்டு பிளஸிங்ஸ் கொடுக்கணும் பிளஸிங்ஸ் கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க உங்க சைடு வரவே மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போயிடுவாங்க அதுக்கும் மீறி அவங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கனாவே அவங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க இதுதான் ஹைலைட்டுங்க அவங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க அது உங்க காதுக்கு நியூஸ் வரும் கண் கூட நீங்களே பாப்பீங்க நீங்க பொறுமையா அமைதியா எமோஷன்ஸ் ஆகாதீங்க பொறுமையா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க உங்களுக்கு தேவை என்ன நம்ம அவங்க கிட்ட சண்டை போறதுக்கு வசம் நம்ம பிறகுல நம்மளுக்கு குடும்பம் இருக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அதை தான் நம்ம யோசிக்கணும் அங்க நம்ம பிரச்சனை பண்றதுனால நம்மளுக்கு ஏதாவது வரப்போகுதா இல்ல அதனால நான் சொன்னது மட்டும் பொறுமையா நிதானமா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க